hello viewers welcome to my channel இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ரொம்ப டேஸ்டான மீன் அச்சார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் மீன் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் துண்டு மீனை எடுத்து சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க டேட்ஸ் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க இருநூறு கிராம் எடுத்திருக்கேன் தனி மிளகாய்த்தூள் இதில் எதுவும் கலக்கலை தனி மிளகாய்த்தூள் கடுகு வந்து பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து தூளாக்கியும் எடுத்துக்கிறேன் கடுகு பவுடராகவும் எடுத்துக்கொள்ளலாம் இது விநாகிரி விநாகிரி அரை கப் எடுத்துக்கொள்ளுங்க மெஷரிங் கப்பால் கணக்கு அளந்து எடுத்துக்கொள்ளுங்க தேவையான அளவு உப்பு மிளகு தூளாக எடுத்திருக்கேன் வெள்ளைப்பூடு பத்து இல்லாட்டி பன்னெண்டு பல் எடுத்துக்கொள்ளுங்க இஞ்சி இந்த அளவு ஒரு துண்டு எடுத்து அந்த வெள்ளப்பூடோடு சேர்த்து இஞ்சியும் வெள்ளப்பூடும் பேஸ்ட் செஞ்சுக்கொள்ளுங்க இது நாலு டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர் சீனி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ஒரு ஏழு டு எட்டு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு கொதி தண்ணி ஒரு கால் டீஸ்பூன் ஊற்றி இதை ஒரு சைடுக்கு வைப்போம் இந்த டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஊறட்டும் ஊறினா தான் எங்களுக்கு அந்த ஒரு பேஸ்ட் தன்மை ஒன்று கிடைக்கும் இதை நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் இப்படியே ஊற விடுங்க நாங்கள் மீனை பொறிக்கணும் மீன் பொறிக்கிறதுக்கு முதல்ல உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு அதுக்கு மிளகு மிளகாய் தூள் ரெண்டையும் போட்டு நல்லா பிரட்டி இதை வச்சுக்கொள்ளுங்க இதுவும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது இருந்தால் போதும் கொஞ்சம் ஊர்னத்துக்கு பிறகு நாங்கள் இதை பொறிச்சு எடுக்கணும் இப்போ நாங்கள் இதை பிறட்டி இதையும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைப்போம் அரை கப் விநாகிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு விழுது மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் சீனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் இதை அப்படியே வைங்க இப்போ நீங்கள் பேனை வச்சு எண்ணெயை நல்லா சூடாக்கி கொள்ளுங்க சூடாக்கிட்டு நாங்கள் இப்போ இந்த மீனை எடுப்போம் மீனை ரொம்ப நேரம் பொறிக்காதீங்க ஏன்னா கூட நேரம் பொறிச்சா மீன் பல்ல ஆகிரும் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் கூட பொறிச்சு எடுத்துடலாம் நான் சின்ன துண்டுனால ஒரு செவன் எயிட் மினிட்ஸில் புரிஞ்சிடும் கொஞ்சம் இடைவெளியோடு போடுங்க இடைவெளி இருந்தால் தான் நல்லா பொரியும் இது பொரியட்டும் இப்போ நாங்கள் அந்த ஊற வச்ச டேட்ஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மசிச்சு எடுத்துக்கொள்வோம் இந்த விநாகிரி பேஸ்ட் நாங்கள் கரைச்சி ஆஃப் அன் ஹவராக வச்ச பேஸ்ட்டுக்குள்ளே இதெல்லாம் சேர்ப்போம் மீனை பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் இதில் மீனை சேர்ப்போம் இப்போ டேட்ஸ் டேட்ஸையும் சேர்த்து இதோட புரட்டி கொள்வோம் பச்சை மிளகாய் வெங்காயம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கணும் மிக்ஸ் பண்ணக்குள்ளே நீங்கள் மீனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க உடையாமல் இருக்கணும் மீன் இப்போ நாங்கள் டுவெல் ஹவர்ஸுக்கு பிறகு எப்படி இருக்கணும்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் டுவெல் ஹவர்ஸுக்கு பிறகு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா மெல்ட் ஆகி இருக்குது இதை நாங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஒன் மந்த் அருதி பாவிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு பாவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான நல்ல டேஸ்டான அச்சாறு ரெடி ஆயிடுச்சு மீன் அச்சாறு தேங்க்யூ வேர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்